ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் சௌபாகிய மணிவண்ணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நேயர்களே நாம் இதுவரை கரணங்களை பற்றி வெளிவராத பல அரிய தகவல்களை தொடர் காணொலிகளாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதில் பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை போன்ற கரணங்களுக்கு பதிவுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை பார்க்காதவர்கள் பாருங்க அதே போல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து பண்ணுங்கள் இது அதே போல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமாண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் திதியோகக்காரண பாடத்திட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ இன்று நாம் கரசை கரணத்தை பற்றிய பல அரிய தகவல்களை பார்த்துடலாங்களா ஓகே இப்போ கரசை கரணம் கரணத்திற்கு உண்டான விலங்கு யானை அதே போல கரணத்திற்கு உண்டான தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் இந்த கரசை கரணம் என்பதும் கரணத்திற்கு உண்டான விலங்கு வந்து யானை என்பதும் சித்தர்களால் முனிவர்களால் ரிசிவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் ஆனால் இந்த கரணத்திற்கு இதுதான் தெய்வம் பிள்ளையார்பட்டி தான் தெய்வம் என்பது அவர்களால் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் வந்து இது வந்து வேலை பார்க்குமா என்றால் நிச்சயமாக வேலை பார்க்கும் அதுக்கு என்ன காரணம் ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கரசை கரணத்துக்கு உண்டான விலங்கு என்ன பிள்ளையார் அதாவது பார்த்தீங்கன்னா யானைன்னு வருதுங்களா அப்போ யானையை யானைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் பிள்ளையாருக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்போ அதனால் கண்டிப்பாக இப்போ பிள்ளையார்பட்டி விநாயகரையோ அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரையோ வழிபாடு செய்தால் கரசை உண்டான யோக பலன்களை தருமா தராதா என்றால் நிச்சயமாக தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒன்று நூற்றுக்கு நூறு சதவீத யோக பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியுமானா அது வந்து நிச்சயமாக கேள்விக்குறிதான் என்ன காரணம் அப்படின்னாக்க அப்படியே ஒரு சற்று விலகி ஒரு ஆய்வுக்கு போல வாங்க கரசை கரணத்துக்கு உண்டான கரண அதிபதி அதாவது அந்த கரணத்திற்கு உண்டான கரணநாதன் சந்திரன் இந்த சந்திரன் என்பவர் கரசை கரணத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரே இடத்துல இருப்பாரா ஒரே ராசியில இருப்பாரா ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா ஒரே லக்னத்துல இருந்து ஆதிபத்தியம் ஒன்னா இருக்குமா அவர் பெற்ற நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் ஒரே மாதிரி வருமா அல்லது திதி சூன்ய வீட்டில் இருக்கலாம் இல்லைங்களா அல்லது கவனிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு லாட தோசை வீட்டில் வந்து இருக்கலாம் அல்லது பிற கிரகங்களுடன் வந்து இணைந்து நிற்கலாம் இப்போ ஒரு திதி சூன்ய அதிபதியுடன் இருக்கலாம் ஒரு யோகியுடன் இருக்கலாம் ஒரு அவயோகத்துடன் வந்து இருக்கலாம் ஒரு லாட அதிபதியுடன் இருக்கலாம் ஒரு பாதக அதிபதியுடன் இருக்கலாம் ஒரு மாரக அதிபதியுடன் இருக்கலாம் இப்படிலாம் வந்து எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய தன்மைகள் என்பது மாறுபடும் அப்போ பலன்களை தீர்மானிக்கும் போது நம்ம இந்த விதிகளை எல்லாம் வந்து கையாள்வோம் நம்ம ஒரு ஜாதகருக்கு ராசிக்கு இந்த கரணாதிபதி எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு எங்கே இருக்கிறார் பார்க்குறோமோ இல்லையா அதே போல் அவர் நின்ன நட்சத்திரம் என்ன என்ன ஆதிபத்தியம் நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன எந்த கிரகத்துடன் வந்து இணைந்திருக்காரு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன மூணாறு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய மறைவீடு அதிபதியுடன் இணைந்திருக்காரா இல்ல கேந்திர திருவிகோண அதிபதியுடன் வந்து இது இணைஞ்சு நிற்கிறாரா இப்படியெல்லாம் நம்ம வந்து நுட்பமாக பலன்களை எடுத்து பார்க்கும்போது பயன்படுத்திவிட்டு வழிபாடுகள் பரிகாரங்கள் என்று வரும்போது பொத்து பொதுவாக பொத்தம் பொதுவாக எல்லாருக்கும் நீங்க வந்து கரசைக்கரணமா பிறந்தது பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்வில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஏற்றங்கள் யோகங்கள் எல்லாம் வந்து வந்து சேரும் அப்படின்னாக்க இது வந்து சரிதானா அப்படின்னா நிச்சயமாக அவர் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இந்த கரணாதிபதியான சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் சுப பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்து அவர் வந்து பிள்ளையார்பட்டி சென்று வழிபாடு செய்யும் போது அந்த யோகம் என்பது அவருக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்கும் இப்போ சந்திரன் வந்து எல்லா மனிதர்களுக்கும் சுபபலனை தரக்கூடிய தன்மையில இருக்காரா இந்த உலகத்தில் கரசை காரணத்தில் பிறந்த எல்லாருமே இருக்காங்களா எடுத்து பாருங்க கரசை காலத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் சுபபலனை தரக்கூடிய பலன்களை வந்து அனுபவிக்கிறார்களான்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும் சந்திரன் சுபபலனை தராரா இல்லையா ஒரு ஜாதகத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது சந்திரனுடைய காரகத்தில் அவர் வந்து நற்பலன்களை அடைகிறாரா இல்லையா அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிந்துவிடும் இப்போ சந்திரனுடைய காரக பலன்கள் என்னென்ன சந்திரனை என்ன சொல்லலாம் நீங்க சந்திரன் வந்து தேகம்னு சொல்லலாம் சந்திரன்னா நிறம்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப நிறத்திற்கு உண்டான ஒரு கிரகமே வந்து சந்திரன் தான் சந்திரன் வந்து அதிகப்படியான சுப பலன்களை தரக்கூடிய தன்மையில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிவப்பு நிறமாக பிறரை வந்து ஈர்க்கக்கூடிய அளவில் வந்து இருப்பாங்க அதே ஒரு சிலர் வந்து கருப்பா இருந்தாலும் வசிய ஈர்ப்புத்தன்மை என்பது நிச்சயமா ஒரு சிலருக்கு இருக்கும் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அந்த நிறத்தை வந்து தீர்மானிப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் வந்து நிச்சயமாக தீர்மானிப்பார் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது தமிழக சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து திருவோணத்தில் வந்து இருக்கும் அவருக்கு அந்த திருவோண நட்சத்திரம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர வீட்டுக்குள்ளார இருக்குது சனி பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கு ஸோ அதனால் அவருடைய நிறம் வந்து அந்த சனி பகவானுக்கு உண்டான கருமை நிறம் கலந்த நிறத்தை வந்து அவர் வந்து இயல்பாக வந்து பெற்றிருக்காரு இப்போ அடுத்தது அவருடைய ஜாதகத்திலே சுக்கரன் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய கிரகங்கள்லாம் ரொம்ப பலமாக இருப்பாங்க அப்போ அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறரை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மைகள் என்பதெல்லாம் அந்த வசியத்தன்மை என்பது கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கக்கூடிய தன்மை வசியத்தன்மையோடு இருப்பது இதில் இந்த மாதிரி தான் வந்து காரணம் அப்போ இந்த உலகத்தில் கரசை காரணத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறமாக இருக்காங்களா அல்லது மாநிறமாக இருந்தாலும் பிறரை வந்து ஈர்க்கும் அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படின்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அடுத்தது சந்திரன் அப்படின்னா வந்து தாயார் இப்போ தாயார் என்ற உறவு கரசை காரணத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப அந்யோன்யமாக அமைந்து விடுகிறதா எடுத்து பாருங்க ஆய்வு பண்ணுங்க நிச்சயமாக அப்படி ஒரு பதிலை வந்து உங்களால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அதுவும் வந்து உண்மை அப்ப கரசி கரணத்தில் பிறந்த அனைவருக்கும் வந்து தாயார் என்ற உறவு வந்து சிறப்பா வந்து அமையல அப்ப அந்த சந்திரன் வந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில இருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படி அமையாத நபர்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ அடுத்த காரகத்துக்கு வாங்க இப்போ சந்திரன் என்றால் நீர் மற்றும் வந்து உணவு இப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு டாபிக் அப்படி தனியாக ஒரு நீர் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா என்ன நீர் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் குளிப்பதற்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உப்பு நீரை வந்து பயன்படுத்துவோம் குடிநீருக்கு என்ன பண்ணுவோம் ஒரு டேம் வாட்டரையோ அல்லது ஒரு ஆற்று நீரையோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துவோம் இப்போ இதில் கவனிச்சு பாருங்க கரசை காரணத்தில் பிறந்த எல்லாருக்கும் வந்து நீர் என்பது நிறைவா இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கிடைப்பதில்லை பல பேருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஒருத்தர் விவசாயியாக இருப்பார் விவசாய நிலம் வச்சிருப்பாரு கரசை காரணத்தில் பிறந்தவர் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வயலில் வந்து வயலுக்கு வந்து விடுவதற்கு நீர் வந்து அவர்கிட்ட இருக்காது போதிய அளவு இருக்காது பற்றாக்குறை இருக்கும் அல்லது இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் சரி போர் போடுவார் அப்படியே போர் போட்டாலும் தண்ணி கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது எல்லா கரசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இப்போ சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் தண்ணி என்பது வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து சுப யோகமாக அமைந்து அவருக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் நிச்சயமாக இவர் வந்து போர் போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்காது பண விரயங்கள் தான் ஏற்படும் ஒரு சிட்டியில் இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு நீர் ஒரு டேம் வாட்டருக்கு இருந்து ஒரு சர்வீஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கராசி கரணத்தில் பிறந்து சந்திரன் வந்து நெகட்டிவான பலனை தரக்கூடிய தன்மைகள் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிடைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்காது இப்படி சந்திரனுடைய நிறம் அதாவது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடை வந்து சந்திரனுக்கு உண்டானதுதான் நம்ம உடுத்தக்கூடிய உடைகள் எல்லாமே சந்திரனுக்கு உண்டானது அப்ப இந்த காரகங்கள் எல்லாமே கரசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய நிறையாக நிறைவாக அமைந்து அமைகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆய்வுகளின் முடிவில் நம்ம தெளிவாக சொல்லலாம் பல ஜாதகர்களுக்கு இல்லை அதாவது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாதகர்களுக்கு நிறைவாக வந்து இல்லை பல பிரச்சனைகள் இருக்காங்க நான் எவ்வளோ ஜாதகங்களை பார்த்தாச்சு ஆணித்தரமாக என்னால் தீர்க்கமாக வந்து சொல்ல முடியும் அப்போ இப்படிப்பட்ட இதில் வந்து எல்லாரையும் சென்று நீங்கள் வந்து நீங்கள் கரசை காரணத்தில் பிறந்திருக்கீங்க அதனால் யானைக்கு வந்து உணவு கொடுங்க யானையை வந்து தொட்டு வணங்குங்க அடுத்தது யானை சம்பந்தப்பட்ட உருவங்களை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளையார்பட்டி சென்று வழிபாடு செய்யுங்கள் அதன் மூலமாக நீங்கள் வந்து கோடீஸ்வரர் ஆயிருவீங்க பெரிய மாளிகை கட்டிடுவீங்க பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆயிருவீங்க அப்படிலாம் வந்து அவர்களை வந்து உசுப்பேத்தி அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இதுக்காக வந்து உடனே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து செய்யாமல் விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிற படத்தையோ அல்லது கடன் வாங்கி கொண்டோ அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னமும் அவங்க வந்து இருக்கிற நிலைகளிலிருந்து எந்தவித மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திக்காமல் அவங்க வந்து இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய ஜோதிடத்தின் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவநம்பிக்கையை வந்து ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தன்மை வாய்ந்தது அப்போ தனித்தன்மைனா என்ன அதனுடைய சூட்சமங்கள் என்ன அப்படின்னாக்க இந்த கரணத்தினுடைய தன்மை என்பது கவனிச்சிங்க அப்படின்னாக்க ஒரு ஜாதகத்தில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா கரண அதிபதியான சந்திரன் என்ற இடத்துல இருக்கும் அதே போல அவருக்கு உண்டான இந்த மூன்று நட்சத்திரங்களில் அந்த தன்மைகள் என்பது இருக்கும் ரோகிணியில் இருக்கும் அஸ்தத்தில் இருக்கும் திரு ஓணத்தில் இருக்கும் அதே போல இந்த கரண அதிபதி வீடான கடக வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான புனர்பூசத்தினுடைய நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களில் எல்லாமே கரணத்திற்கு உண்டான தன்மைகள் என்பது எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும் இப்ப இந்த கரண வழிபாட்டின் மூலமாக யோகத்தை நம்ம வந்து பெறுவதற்கு இந்த கரணநாதனான சந்திரனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற தேவை வந்து கிடையவே கிடையாது அவர் வந்து ஜாதகத்தில் சுபபலனை தரக்கூடிய தன்மையில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு ராசியில் ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு நல்ல சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்து நம்ம வந்து அந்த வழிபாடுகளை செய்யும் போது யோக பலன்கள் வந்து உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் அமையாதவர்கள் அதை செய்வது வந்து எந்த பயனும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக ஸ்லாப்ஷன் இருக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயோ திருவோண நட்சத்திரத்திலேயோ அல்லது கடக வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ ஏதாவது ஒன்பது கிரகங்களில் யாராவது ஒருவர் வந்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த காரகத்தின் மூலமாக அந்த நட்சத்திரத்தின் வழிபாட்டின் மூலமாக நம்மளால் வந்து யோக பலன்களை வந்து நிச்சயமாக உறுதியாக வந்து அடைய முடியும் அதுலேயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அங்கே அப்படியே ஒரு கிரகம் இருந்துட்டாலும் அவர் வந்து அவயோகியுடன் வந்து இணையாமல் இருக்கணும் அதே போல திதிசூன்யத்துடன் இணைஞ்சா விபரீத ராஜயோகம் தரக்கூடிய தம்பையில இருக்கணும் இப்படி வந்து சில விஷயங்கள் வந்து காம்பினேஷன் இருக்கு ஒரு யோகி கரணாதிபதி யோகியுடன் இணைந்தால் என்ன மாதிரி பலன்களை வந்து வெளிப்படுத்துவார் ஒரு கரணாதிபதி யோகியுடன் இணைந்து கரண நட்சத்திரத்தில் நின்னா என்ன பலனை வெளிப்படுத்துவார் அதே ஒரு கரணாதிபதி அவயோகியுடன் இணைந்து ஒரு கரண நட்சத்திரத்தில் நின்றால் அவர் என்ன பலனை வந்து வெளிப்படுத்துவார் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரணாதிபதி ஒரு திதிசூன்ய நட்சத்திர திதிசூன்ய அதிபதி அல்லது ஒரு லாடதிபதி இவர்களுடன் இணைந்து நின்றால் என்ன பலன் பாதகாதிபதியுடன் இணைந்து நின்றால் என்ன பலன் மாரகாதிபதியுடன் இணைந்து நின்றால் என்ன பலன் இருக்கு இல்லைங்களா அல்லது ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதி தனித்து பார்த்தீங்க அப்படின்னா கரண நட்சத்திரத்தில் நின்றால் என்ன பலன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட காம்பினேஷன்கள் வந்து உருவாகி அந்த நட்சத்திரம் வந்து சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கா இல்லையா என்பதை வந்து நம்ம வந்து திதியோக கரண பாடத்திட்டத்தில் தேர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால் அப்படி ஜட்ஜ்மெண்ட் எடுத்த பிறகு சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த மாதிரி கால்குலேஷனில் பண்ணி ரோகிணி நட்சத்திரம் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடை தேர்ந்தெடுத்து செய்யும் போது இப்போ ஹரே ரமா ஹரே கிருஷ்ணா போன்ற இயக்கங்களில் இணைந்து அதற்குண்டான வழிபாடுகளையும் தொடர்ந்து பண்ணும்போது அவர் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்படி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னா திதியோகக்காரன பாடத்திட்டத்தை சரியாக படித்து அதில் தேர்ந்து அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரணத்துக்கு உண்டான விஷயங்களில் வந்து ஆய்வு செய்து இது இந்த ஜாதகத்தில் இதன் மூலமாக கரணம் வந்து யோக பலனை வெளிப்படுத்துகிறது எனவே இந்த வழிபாடை செய்யும் போது ஜாதகருக்கு யோகங்கள் என்பது வாழ்வில் கிடைக்கும் என ஃபைனலாக வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும் திதி யோக கரண பாடத்திட்டத்தை வந்து முழுமையாக இங்க வந்து படித்து தேர்ந்தவர்கள் வந்து யாருமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டம் என்பது இதுவரை யா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசிரியராலும் நடத்தப்படவில்லை திதியோகரண சார்ந்த ரகசியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு பாடத்திட்டமாக வேற வந்து தகவல்கள் மேலோட்டமான தகவல்கள் நம்ம சம்மதமே இல்லாத தகவல்கள் தான் பாடத்திட்டமாக இதுவரை நடத்தப்பட்டது அதனால இதுவரை யாரும் திதியோகரண பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்பதும் வந்து தீர்க்கமான உண்மை என்ன மாதிரி ஏதோ ஒரு சில நபர் அத்திபூத்த மாதிரி இது பிரபஞ்சத்தினுடைய அருளால் தயவால் அதே போல எனக்கு கேரளாவில் உள்ள கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் அவருடைய அவர் வந்து எனக்கு வந்து உறவினர் என்னுடைய மனைவிக்கு வந்து உறவினர் ரொம்ப நெருக்கமான உறவி உறவினருங்கிறதுனால அவர் மூலமாக எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்கள்லாம் கிடைத்தது அதே போல் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து திதியோகரணத்தில் வந்து ஆராய்ச்சிகளில் வந்து இருந்தேன் அதில் ஒரு அனுபவங்களும் எனக்கு வந்து கிடைத்தது இதையெல்லாம் இணைக்கும் போது நான் வந்து தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுத்தது நான் ஆசிரியரான பிறகு இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த நேரடி வகுப்புகள் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் நான் அதுக்குள்ளே கோவிட்லாம் வந்து வந்தது அதனால வகுப்பு வந்து ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னுடைய பாடத்திட்டத்தில் இதற்கு உண்டான விரிவான தெளிவான செய்திகள் எல்லாமே வந்து கொடுக்குறேன் நான் இப்படி பலன்களை தெளிவாக தேர்ந்தெடுத்து அதற்கப்புறம் அந்த கரணத்துக்கு உண்டான யோகமான வழிபாடுகளை செய்யும் போதுதான் தான் நம்மளுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் என்பது வரு உறுதி வரும் உறுதி இப்போ கடந்த அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த இரண்டு நாட்கள் சென்னையில் மேடவாக்கத்தில் நமது எனது திதி யோக கரண ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற உள்ளது இரண்டு நாள் வகுப்பு இதற்குண்டான கட்டணம் வந்து மூவாயிரம் ரூபாய் உணவு தேநீர் உள்பட இதற்குண்டான பதிவுகள் புக்கிங் வந்து போயிட்டுருக்கு விருப்பம் உள்ளவர்கள் எனது விளம்பரம் வந்து கண்டிப்பாக வரும் இதில் சரிங்களா அதில் தேவையான விவரங்கள் எல்லாமே மேல இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸ் நடக்குது எந்த தேதியில் நடக்குது என்ன பாடத்திட்டம் மேலும் அதனுடைய சிறப்புகள் என்ன போன்ற விவரங்கள் இந்த வாட்ஸ்அப் என்ன கூகுள் பே ஃபோன்பே போன்ற எண்கள் என்ன போன்ற விவரங்கள் எல்லாமே அதில் வந்து இருக்கு விருப்பமுள்ள நபர்கள் வந்து அதில் இணைந்து இந்த மாதிரி திதியோகரண சுச்சங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு கரண வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து செய்யும்போது அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்களை எனக்கு வந்து நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் தற்போது விடைபெறுகிறேன் விடைபெறுவது உங்கள் திதி யோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணன் சேலம் எல்லோரும் வந்து அனைத்து சௌபாகியங்களையும் பெற்று வாழ வேண்டும் என இறைவனிடமும் பிரபஞ்சத்திடமும் வேண்டி நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்